买一个，快猜， ஐயோ 错了。 Hmm? Bloody bugger. Hmm? Building strong base மட்டும் கொஞ்சம் வீக் உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு <laughs> என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே வலி பீத்து எவ்வளவு ஆஹா நம்ம விட்டு நம்ம கிட்டே போடுறேன் ஆரம்பிச்சிட வேண்டியதான் டேய் டேய் டேய் சோள முத்தா போச்சா ம் ம் அவையா யாராவே பேசப்படாது ம் speaking. Sit down. Hmm? I'm Yeah? What? you mean that's lad? Too much. Three much. Yeah? Hmm? Give respect. Oh God! Hmm? ஃபீலிங்கா என்ன என்ன ஃபீலிங்கு டார்ச்சர் பண்ற ராஸ்கல் அப்ப நாங்க என்ன யாரு Hmm? ஐயோ nonsense goes about. ஏய் ஏய் ஏய் மிஸ்டர் அதிகாரி வர்றப்ப ஷலிட் பண்ணணும்னு உனக்கு ட்ரைனிங்ல சொல்லி தரலையா விட்டா கிறுக்கு நாச்சில் வாங்கி போட்டுருக்கு நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் வீட்டுல பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா என்னையும் அடக்கிட்டே வெக்கத்துல இத்தனை வெரைட்டியா ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஆறு மணிக்கு மேல எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல பண்றான் பாரு ரொம்ப வாசிக்காத ரெண்டு பேரும் மாறி மாறி பாராட்டுறாங்க எப்ப நான் சிக்கி சின்ன பின்னமாக போறணும் குட் மார்னிங் ஆபிசர்